வணக்கம் லினக்ஸ் இயங்குதளம் மூலம் ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு டப் செய்வது பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இதற்கு உங்கள் கணினியோடு இணைந்த ஆடியோ இன்புட்டுடன் கூடிய ஹெட்செட் அல்லது ஸ்டாண்ட் அலோன் மைக்ரோஃபோன் மற்றும் ஸ்பீக்கர்ஸ் தேவை Audacity சவுண்ட்ஸை ரெக்கார்ட் மற்றும் எடிட் செய்வதற்கான இலவச கட்டற்ற மென்பொருள் அது Mac OS X Microsoft Windows GNU Linux மற்றும் பல தளங்களுக்கும் கிடைக்கும் இதை audacitysourceforgenet தளத்திலிருந்து இலவசமாக தரவிறக்கலாம் உபுண்டு லினக்ஸ் இயங்குதளம் வெர்ஷன் 1004 ஐ நான் பயன்படுத்துகிறேன் நான் ஏற்கனவே ஆடாசிட்டி வெர்ஷன் 1.3 ஐ தரவிறக்கி என் கணினியில் சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் நிறுவி இருக்கிறேன் உபுண்டு லினக்ஸில் மென்பொருட்களை நிறுவ மேலதிக தகவல்களுக்கு இந்த தளத்தில் உபுண்டுக்கான ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பார்க்கவும் முதலில் முக்கியமாக ஒரிஜினல் வீடியோவை கேட்கவும் பின்னர் ஒவ்வொரு வாக்கியம் சொல்லும் நேரம் மூல பிரதியின் நேரத்தோடு ஒத்தோ குறைந்த நேரத்திலோ வருமாறு மொழிபெயர்க்கவும் ஒவ்வொரு வாக்கியம் தொடங்கும் நேரம் குறிக்கப்பட்டு செய்யப்படும் தனித்தனியாக முடியாவிட்டால் இரு வாக்கியங்களுக்கு சேர்த்து செய்யலாம் முதல் வாக்கியம் முடிகையில் முடியாவிட்டாலும் இரண்டாம் வாக்கியம் முடியும் போது ஒருங்கிணைப்பு சரியாக இருக்க வேண்டும் மூலத்தில் உள்ள ஒரு சில வார்த்தைகள் வாக்கியங்களை தவிர்க்கலாம் பொருள் மாறாமல் இருப்பதை உறுதி செய்யவும் இப்போது Audacity ஐ திறக்க Applications இல் சொடுக்குக சவுண்ட் அண்ட் Video வில் Audacity ஐ தேர்ந்தெடுக்கவும் இது திரையில் ஒரு காலி project காட்டும் மெனு பாரில் file edit view transport tracks மற்றும் பல்வேறு விருப்பங்களை காண முடியும் இவற்றில் சிலதை காண்போம் மெயின் மெனுவின் கீழ் VCR controls pause play stop rewind forward மற்றும் ரெக்கார்ட் ஆகியன பார்க்கலாம் இதையடுத்து ஆடியோ டூல்ஸ் டூல்பார் ஐ பார்க்கலாம் இந்த டுடோரியலில் பயன்படுத்த போகும் செலக்ஷன் டூலும் டைம் ஷிஃப்ட் டூலும் இதில் உள்ளன இயல்பாக செலக்ஷன் டூல் செயலில் உள்ளது இப்போது ஒரு டப்பிங் செய்வோம் ஆங்கிலத்தில் உள்ள சைலாப் குறித்த ஒரு பயிற்சியை பார்ப்போம் அது matrix operation Welcome to this spoken tutorial on matrix operations using Scilab. To practice this tutorial, you need to have Scilab installed on your system. Audacity உதவியோடு இந்த டியூட்டோரியலை ஹிந்தியில் டப் செய்ய வேண்டும் ஏற்கனவே மொழிபெயர்ப்பு முடிந்து நேரங்களும் குறித்தாகிவிட்டது இப்போது அதை இங்கே பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்ய ரெக்கார்ட் பட்டனை சொடுக்கி பேச ஆரம்பிக்கவும் साइलैब के इस्तेमाल से मैट्रिक्स ऑपरेशन के इस ट्यूटोरियल में आपका स्वागत है इस ट्यूटोरियल के अभ्यास के लिए आपके सिस्टम में साइलैब का संस्थापन होना आवश्यक है பதிவை நிறுத்த ஸ்டாப் பட்டனை சொடுக்குக ஆடியோ டைம்லைனின் இரு தடங்களில் நரேஷன் இருப்பதை காண முடியும் கூர்முனைகள் வேவ்ஃபார்ம்ஸ் ஆகும் ஸ்டீரியோ ட்ராக்ஸ் இடப்பக்கத்தில் சிங்கில் லேபிள் ஏரியாவும் வலப்பக்கம் இரு வேவ்ஃபார்ம்ஸ் ஐயும் கொண்டது உள்ளிட்டிருக்கும் இரண்டு சேனல்களை இவை ஒத்திருக்கும் இடது சேனல் மற்றும் வலது சேனல் பொதுவாக ஒரே முறையில் பதிவு செய்யவும் சிங்கிள் ஆடியோ ட்ராக்கில் முடிப்பீர்கள் ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் இடையில் ஒரு நொடி இடைநிறுத்தம் செய்ய நினைவு கூரவும் ஒவ்வொரு வாக்கிய ஆரம்பத்திலும் உள்ள கிளிப்களை சிறிதாக பிளக்கவும் Ctrl I மூலம் குறுக்கு வழியில் ஆடியோ டிராக்களை சிறிய clipகளாக பிளக்கலாம் ஆடியோவை இங்கே பிளக்கலாம் முன் கூறியது போல வாக்கியம் நேரத்துடன் பொருந்தும்படியாக தடத்தில் உள்ள கிளிப்பை நகர்த்தவும் டைம் shift tool தேர்ந்தெடுக்கவும் இருதலை கொண்ட அம்புக்குறியாக கர்சர் இருப்பதை கவனிக்கவும் கிளிப்பை இந்நேரத்துக்கு மாற்றவும் கடைசி கிளிப்பில் இருந்து முதல் கிளிப்புக்கு செல்ல வேண்டும் என்பதை நினைவு கூறவும் நீங்கள் இடம் உருவாக்காத வரை முந்தைய கிளிப்பை அதன் நிலையில் இருந்து நகர்த்த முடியாது அடுத்த வரியின் நரேஷனை துவக்க செலக்ஷன் டூலில் சொடுக்கி டைம்லைன் உள்ள எந்த சேனல்களையும் சொடுக்கலாம் துவக்க ரெக்கார்ட் பட்டனை சொடுக்குக साइलैब कंसोल विंडो को खोलिए நிறுத்த ஸ்டாப் பட்டனை சொடுக்குக இரண்டாவது நரேஷன் வேறொரு ஸ்டீரியோ ட்ராக்கில் வரும் அதுபோல வேறுபட்ட trackகளில் காணும் வேறுபட்ட narrationகளை ரெக்கார்ட் செய்யலாம் இந்த narrationகளை எவ்வாறு ஒன்று சேர்க்கலாம் அல்லது ஒரே trackல் எவ்வாறு கொண்டு வருவது என்று பார்ப்போம் டைம் shift டூல் ஐ தேர்ந்தெடுக்கவும் அதன் மேல் ரைட் கிளிக் செய்து ஆடியோ கிளிப்பை ஐ தேர்ந்தெடுத்து முதல் ஆடியோ ட்ராக் முடியும் இடத்திற்கு இழுத்து விடவும் அதுபோல எல்லா கிளிப்ஸ் ஐயும் இழுக்கவும் லேபல் ஏரியா உள்ள எக்ஸ் பட்டன் ஐ சொடுக்கி ஒரு ஆடியோ ட்ராக் ஐ நீக்கலாம் காலியாக உள்ள இரண்டாம் ஆடியோ ட்ராக் ஐ இப்போது நீக்குகிறேன் முதல் ட்ராக் ன் கிளிப் களை நகர்த்துகையில் அவற்றின் ஆரம்ப நேரமும் தொடர்புடைய வாக்கியத்தின் ஆரம்ப நேரமும் முன்னர் குறிப்பிட்டாற்போல் சேர்ந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வாக்கியம் ஆரம்பிக்கும் தொடர்புடைய நேரத்தை முன்னர் சொன்னபடி ஒருங்கிணைத்ததும் நம்முடைய project ஐ சேமிக்கலாம் அதற்கு ஃபைல் மெனு சென்று சேவ் ப்ராஜெக்ட் ஏஎஸ் ஐ சொடுக்கவும் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கும் ஓகே வில் சொடுக்குக அடுத்து ஒரு ஃபைல் பெயர் கேட்கும் நான் ஃபைல் பெயர் hindi matrix operation என கொடுக்கிறேன் அடுத்து எங்கே சேமிக்கலாம் என கேட்கும் டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுத்து சேவ் ல் சொடுக்குக இது புரொஜெக்ட் ஐ aup பைல் ஆக சேமிக்கும் கடைசியாக இறுதி புரொஜெக்ட் ஐ தேவையான வாவ் எம்பி3 மற்றும் மற்ற ஆடியோ பார்மேட் களில் எக்ஸ்போர்ட் செய்யலாம் அதற்கு மேனு பார் செல்க பைல் ல் சொடுக்குக எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஐ தேர்வு செய்க அதன் மீது சொடுக்குக ஒரு ஃபைல் பெயர் கேட்கும் scilab hindi matrix operation என்று கொடுக்கவும் எங்கே சேமிக்கிறோம் என்பதையும் கொடுக்கவும் அடுத்து பார்மேட் ஐ சேமிக்க தேர்வு செய்க ஓஜ் பார்மேட் ல் சொடுக்கி பின் சேவ் ல் சொடுக்குகிறேன் எடிட் மெட்டாடேட்டா என்றொரு பெட்டி கிடைக்கும் இங்கே ஆர்டிஸ்ட் பெயரும் மற்ற தகவல்களையும் தேவைக்கேற்ப சேர்க்கவும் OKவில் சொடுக்குக இது உங்கள் இறுதி ஆடியோ ஃபைலை ஐ உருவாக்கும் எஃப்எப்எம்பெக் e ஒரு ஓபன் சோர்ஸ் ஆடியோ மற்றும் வீடியோ கன்வெர்ட்டர் என்பதோடு மிக தரமான codecsகளை ஆதரிக்கும் அது ஒரு பைல் பார்மேட் ஐ இன்னொன்றுக்கு விரைவாகவும் எளிதாகவும் மாற்றுகிறது எஃப்எப்எம்பெக் ன் பைனரி தரவிறக்க இங்கே கிடைக்கும் httpspoken ffmpeg.org டவுன்லோட் இல் சொடுக்குக கீழே சென்று தகுந்ததை தேர்ந்தெடுக்கவும் லினக்ஸில் பேக்கேஜஸை நிறுவுதலை கற்க இந்த தளத்தில் கிடைக்கும் உபுண்டு க்கான ஸ்போக்கன் tutorialகளை பார்க்கவும் நீங்கள் FFmpeg ஐ தரவிறக்கி நிறுவிய பின் எளிய சக்திவாய்ந்த கமாண்ட்கள் மீடியா ஃபைலில் இருந்து ஆடியோ அல்லது வீடியோ காம்போனன்ட்களை தனித்தனியாக பிரித்தல் அல்லது இரு தனித்தனி மீடியா ஃபைல்களில் இருந்து வீடியோ மற்றும் ஆடியோவை ஒன்றாக இணைத்தல் ஆகியவற்றை செய்ய முடியும் டெர்மினல் விண்டோவுக்கு வரவும் பிடபிள்யூடி பிரசன்ட் வொர்க்கிங் டைரக்டரி என டைப் செய்து Enter அழுத்துக நம் நடப்பு வேலை செய்யும் டைரக்டரி காட்டுகிறது எல்எஸ் கமாண்ட் இந்த டைரக்டரியில் உள்ள அனைத்து ஃபைல்ஸ் மற்றும் folders ஐ பட்டியலிடும் டெஸ்க்டாப் டைரக்டரி மற்றும் டெஸ்ட் க்கு மாற்றுகிறேன் Ctrl L டெர்மினல் ஸ்க்ரீன் ஐ துடைக்க எல்எஸ் இந்த டைரக்டரியில் உள்ள ஃபைல்ஸ் ஐ பட்டியலிட கமாண்ட் ஐ டைப் செய்க FFmpeg i space compiling.wmv space test0.ogv. i switch அதன்பின் வரும் file input file என்று ffmpeg இடம் கூறுகிறது. இங்கு compiling.wmv என்பது input file. ஒருவேளை i ஆப்ஷன் தவிர்க்கப்பட்டால் அவுட்புட் ஃபைல் உருவாக்கும் முயற்சியில் எஃப்எப்எம்பெக் அதை மேலெழுதிக் கொள்ளும் எஃப்எப்எம்பெக் அவுட்புட் ஃபைல் ன் நீட்சியை பயன்படுத்தி அவுட்புட் வடிவமைப்பு மற்றும் கோடெக் பயன்பாட்டை தீர்மானிக்கிறது எனினும் கமாண்ட் லைன் பாராமீட்டர்ஸ் பயன்பாட்டின் மூலம் இதற்கு மேலாணை பெறலாம் விரைவில் இவற்றில் சிலவற்றை பார்க்கலாம் ஒரு வீடியோவை ஒரு பார்மேட் இருந்து வேறொன்றுக்கு மாற்ற இந்த கமாண்ட் பயன்படுகிறது கமாண்ட் ஐ இயக்க Enter ஐ அழுத்தலாம் ஆனால் இதை தவிர்த்து மேலே தொடருக எஃப்எப்எம்பெக் e கமாண்டை டெர்மினல் விண்டோவில் பயன்படுத்தி வீடியோ கூறுகளை மூல ஸ்போக்கன் டியூட்டோரியல் ல் இருந்து பிரிக்கலாம் அதை செய்ய தட்டச்சுக எஃப்எப்எம்பெக் e i functionsஓஜிவி an vcodec கோப்பி test1ஓஜிவி an switch தானாகவே அனைத்து ஆடியோவையும் அவுட்புட்டில் இருந்து நீக்கி வீடியோ கூறுகளை மட்டும் வைக்கும் test1.ogv என்பது அவுட்புட் பைல் எண்டரை அழுத்துக வீடியோவில் இருந்த அசல் ஆடியோவை நீக்கி வீடியோவின் கூறுகளை பிரித்துவிட்டோம் டெஸ்ட் போல்டர் ஐ இங்கே திறக்கவும் இங்கே test1.ogv இந்த file ஐ இயக்குக டெர்மினல் விண்டோ வை மீண்டும் சுத்தம் செய்க கமாண்ட் ஐ தட்டச்சுக ffmpeg i functions hindi.ogv space hyphen vn space hyphen acodec space copy space test2ஒக் ஹைபன் v ன் ஸ்விட்ச் ஆட்புட் லிருந்து வீடியோவை நீக்கி ஆடியோ கூறுகளை மட்டும் வைக்கிறது இந்த கட்டளையை இயக்க Enter ஐ அழுத்துக ஆடியோ கூறுகளை பிரித்ததன் மூலம் ஆட்புட் ல் அசல் வீடியோ காலியாக இருக்கும் சோதிக்க மறுபடி டெஸ்ட் டைரக்டரி ஐ திறக்கவும் இங்கே test2ஒக் இதை இயக்குக पाइथन फंक्शंस के इस ट्यूटोरियल में आपका स्वागत है சரி இதை மூடுக மீண்டும் டெர்மினல் விண்டோ செல்க Ctrl L ஐ அழுத்தி டெர்மினல் விண்டோவை சுத்தம் செய்க சேமித்த ஆடியோவையும் மூல டியூட்டோரியல் ன் வீடியோவையும் எப்படி சேர்க்கலாம் என்று பார்ப்போம் terminal in Tatachiga, ffmpeg space hyphen i space space hyphen i space space hyphen a codec space space hyphen v codec space copy finalஓஜிவி Enter ஐ அழுத்துக இப்போது இது என்கோடு செய்யப்படுகிறது டெர்மினலை சுத்தம் செய்க டெஸ்ட் டைரக்டரி ஐ திறக்கிறேன் இங்கே நாம் சேமித்த finalஓஜிவி உள்ளது இப்போது இந்த பைல் ஐ இயக்குக पाइथन फंक्शंस के इस ट्यूटोरियल में आपका स्वागत है हमने पाइथन के बेसिक्स எளிதாக உள்ளதா இப்போது ஏற்கனவே இருக்கும் மூல ஸ்போக்கன் டியூட்டோரியல் ன் ஆடியோவின் இடத்தில் ஒரு டப்ட் ஆடியோவை வைக்க கேடன்லைவ் கினோ லைவ்ஸ் போன்ற packageகளையும் பயன்படுத்தலாம் நம் டப்பிங் பங்களிப்பாளர்களுக்கு எளிதாக்க குயி அப்ளிகேஷன் ஐ பைத்தோன் இல் உருவாக்கும் செயல்பாட்டில் இருக்கிறோம் அது மேலே சொன்ன அனைத்து எஃப்எப்எம்பெக் commandகளை இயக்குகிறது ஆடியோவை பெற வீடியோவை பெற மற்றும் இரண்டையும் சேர்க்க அதன் மென்பொருள் மற்றும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் விரைவில் இந்த இணையதளத்தில் கிடைக்கும் அவ்வளவுதான் இந்த டியூட்டோரியலில் நாம் கற்றது சினாப்டிக் பேக்கேஜ் மேனேஜர் மூலம் ஆடாசிட்டி ஒரே முறையில் நிறுவுதல் மூல டுடோரியலைக் கேட்டு ஒவ்வொரு வாக்கியத்தின் ஆரம்ப நேரத்தை குறித்தல் ஆடாசிட்டி ஐ திறத்தல் ஒவ்வொரு வாக்கியத்தின் இடையிலும் அதற்கான நிறுத்தம் விட்டு பேச ஆரம்பித்தல் ஒரே முறையில் பதிவு செய்தல் ஆடியோவை வாக்கியங்களாக பிரித்தல் பின்னிருந்து ஆரம்பித்து குறித்த நேரத்தோடு பொருந்தி வரும்படி கிளிப்களை நகர்த்துதல் முடிந்ததும் ஆடியோ ஸ்ட்ரீம் ஐ ஃபார்மேட்டில் பார்மேட் ல் சேமித்தல் எஃப்எப்எம்பெக் கமாண்ட் பயன்படுத்தி மூல ஸ்போக்கன் டியூட்டோரியலில் இருந்து வீடியோவை பிரித்தல் டப்ட் ஆடியோ மற்றும் பிரிக்கப்பட்ட வீடியோவை சேர்த்து டப்ட் டுடோரியல் உருவாக்குதல் spoken tutorial talk to a teacher project ன் ஒரு அங்கம் ஐஐடி பாம்பே மூலம் உருவாக்கப்பட்டு spoken tutorialஆர்க் மூலம் ஒருங்கிணைக்கப்படுகிறது இந்திய அரசாங்கத்தின் ஐசிடி மார்ட் மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே இதற்கு ஆதரவு கிடைக்கிறது மேலதிக தகவல்களுக்கு இங்கு செல்லவும் spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது தமிழாக்கம் கீதா சாம்பசிவம் குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி